hello friends welcome to fine day channel நான் இன்றைக்கி ரொம்ப ஃப்ளேவர்டான பைனாப்பிள் கேசரி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திராட்சையும் போட்டுட்டு இதை தனியாக ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த வாணல்லையே ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரவையை வறுத்துக்கலாங்க ரவை ஏற்கனவே வறுத்த ரவைன்றதுனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல ரொம்ப நேரம் வறுத்தோம்னா ரொம்ப ஹார்டாகிடும் கேசரி ரவையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்ஸில் அரை கப் இருக்குது இல்லைங்களா அதுதான் இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸாக எடுத்துக்க போகிறேன் சைடில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேங்க அதில் வந்து மூணு கப் கொதிக்கிற தண்ணியும் ஒரு கப் பைனாப்பிள் ஜூஸாகவும் சேர்த்துக்கிறேன் இந்த பைனாப்பிள் ஜூஸ் பார்த்திங்கன்னா சக்கையெல்லாம் இல்லாமல் தான் நான் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் குங்குமப்பூ வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த பைனாப்பிள் ஜூஸ் கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க இதுக்கப்புறமா சர்க்கரை சே ரவை நல்லா வெந்துருச்சு இப்போது சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வந்து எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதுலேயே ஒரு ஒன்றரை கப்புக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவை அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப் சர்க்கரையாக எடுத்துக்கோங்க சர்க்கரையும் ரவையும் நல்லா சேர்ந்து இலகி வந்திருக்குங்க இந்த டைமில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்க ஆரம்பிக்கிறேன் நெய் வந்து நல்லா துவஞ்சிருக்கிறதுனால ஸ்பூனில் எடுக்கும்போதே நிறையா தாங்க வருது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கிளறிட்டே இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கேசரி நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் நாம் சேர்த்த நெய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த கேசரி ந ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா கேசரி சுருள சுருள நல்லா வருது இதில் நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு பைனாப்பிள் வந்து குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த பைனாப்பிள் கேசரிக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்குங்க கேசரியோட இந்த பைனாப்பிள் பீஸஸாகவும் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலந்து விட தேவையில்லைங்க ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே பைனாப்பிள் நல்லா வெந்துடும் நம்ம இந்த கேசரிக்கு எண்ணெய் சேர்த்தா தாங்க நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்கும் இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் நீ துவஞ்சி ஒரு மாதிரி இரு கெட்டியான மாதிரி இருக்குங்க அதனால் எண்ணெய் சேர்த்துனா தான் இந்த கேசரி அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு அளவு எண்ணெய் நெய்யின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு மூணு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வேறு ஒரு கண்டெய்னர் இப்போது நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பைனாப்பிள்லாம் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எதுவும் சேர்த்துக்கலங்க நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு ட்ராப் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் ஜூஸ் சேர்த்ததுனால இதுவே நல்ல ஃப்ளேவராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்